பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை ஆன்லைன் ரூமில் விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த சராசரியை அடைக்கலாம் ஐயா கருணை ஒண்ணுமே பண்ண முடியாது கடவுளே அது அவரே பிச்சை ஆப்ஷன் இல்ல கிருஷ்ண பகவானே அதான் கையேந்துறாரு கருணை தான் சாவியே கருணை தான் வெறும் இப்போ தவம் பண்றோம் நீங்க தவம் வெறும் பண்றவங்களுக்கு சக்தி பவர்லாம் வருது இல்லை தவம் பண்ணா பவர் வருது ஆனா கருணை இல்லை ஆனா பவர் மட்டும் வேலை செய்யுது அப்ப நம்ம இறைவன் அடைய முடியும் முக்கியம் கருணை ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அடிப்படையே இறைவன் அடையிறதுக்கு கருணை தான் அப்ப இப்போ கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போய் எல்லாம் பூஜை பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க பகவான் கருத்திலாம் அப்போ பூஜை பண்ணி எல்லாம் முடிஞ்சவொடனே வெளியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவருக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப சார் அங்கே என்ன சொல்றாரு போய் வெளியில உள்ளவன கவனி என்ன பண்ண போறா கருணை அங்க வரணும் வராம நீ பாட்டுக்கு பாட்டுக்கு போனா ஒண்ணுமே இல்லையா போய் ஒண்ணும் கிடைக்காது அவருக்கு தோல வா அவர் பேச முடிஞ்சிச்சுன்னா சொல்லிடுவாரு முதல்ல அங்க போய் பாரு அப்புறம் செய்யலாம் கருணை வரலையே ஒரு வீட்டில் ஒரு செடி நடுறோம் இப்போ அந்த செடிக்கு தண்ணி இருக்கா தண்ணி வாடுதா அப்படின்னு பார்க்கணும் முடியும் பார்க்கறது இல்லை பார்க்கறது அப்போ அது வாடுதா வளதா சொல்லிக்க வாரிய போயிட்டு கண்டு வாட சொல்லி தண்ணியை ஊற்றி நம்ம மனசு வரமாட்டேங்குது அது ஏதோ இருக்கு ஏதோ செடி கொடி ஏதோ ஒரு உயிர்னு பார்க்குறான் ஆனால் வந்து அவன் அதை உயிராக பார்க்கறது இல்லை பார்க்கறது சில நேரம் நினைக்கிறாரு சில நேரங்கள்ல மறந்துடுது ஆ மறந்துடுது அது அதிக நேரம் ஞாபகம் வச்சுனாலும் ஜெயிச்சிட்டான் ஆ ஜெயிச்சிடுவான் கண்டிப்பா கருணை ஒங்கே வந்துடும் ஒங்கிடும்ல ஆனா அப்படி கருணையோட இருந்த எதை பார்த்தாலும் அழுக வந்துட்டே இருக்குங்க ஏன்னா எல்லாம் கஷ்டப்படுதேன்றப்போ நிம்மதியாக இருக்க முடியுமா வழி வேதனையா தாங்க இருக்கும் உள்ள கரெக்டா தான் சொல்றேன் கரெக்டா தான் சொல்றது அப்ப எப்படி நம்ம எப்படி நம்ம வேலையை பாக்குறது நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்க்க ஆரம்பிச்சோம்னா இங்க உயிர் எதுவும் சொல்லமா இல்ல இல்ல அது அதனோட தன்மையில பரிணாம வளர்ச்சியில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு உண்மைதானே அதனோட கஷ்டம் நிலையில இருக்கு இந்த உயிர் இப்படி இருக்கே அந்த உயிர் அப்படி இருக்கு அந்த உயிர் அப்படி இருக்கு ஐயோ இந்த உயிர் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வேலை எப்ப பாரு அது வந்துட்டு தெரியுது ரகசியம் எல்லாம் தெரியுது எப்ப நம்ம வேலை எப்ப பாருங்க கடவுள் கரெக்டா அவர் அவர் நடத்திடுவார் அவர் நடத்திடுவார் கரெக்டா நம்பலாம் அவங்கள கடவுள் கடவுள் நீ அழுகிற வேலையை மட்டும் பாரு கடவுள் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நடத்திடுவாரு நாளையில இருந்து அழுக ஆரம்பிக்கலாம் கடவுள் அழுது சட்டை நனைஞ்சிச்சுன்னா முடிஞ்சு இல்லைங்க உடம்பு ஆமா உடம்பு உருகி உருகி காதலாய் கசிந்து உருகி கண்ணீர் மல்கி மாணிக்க வாசனா உருகணும்ன்றீங்க ஆமா உருகணும் எவ்வளவு பெரிய உபதேசத்தை அசால்ட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உச்சகட்ட உபதேசம் இப்போ பண்றதெல்லாம் இதை தாண்டி எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் நம்ம பேசுறது ஏதோ புரியணுன்றக்காக பேசுறது ஏதோ படம் கிடம் பேசி எல்லாம் வம்பு கிழத்து காமெடி பண்ணி நீங்க நேர நெத்தி எட்டி அடிக்கிறீங்க அவ்வளவுதான் டே அவ்வளவுதான்டா கருமையை தாண்டி ஒண்ணும் இல்லடா தாண்டா சாவி திறந்து வச்சுக்க போ கருமை நீ இருந்தா நீ இறைவனை தேட தேவை இறைவன் உன்னை தேடி வந்தாரு உடனே வந்துடுறாரு வந்துடுறாரு அவருக்கு இடம் அட்ரஸ் அதெல்லாம் உடனே வந்துடுறாரு உடனே வந்துடுறாரு எவ்வளவு பெரிய ஒரு வலிமை கருணை அந்த சராசரத்தையும் ஆட்டி தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடாத நிலை என கழித்த அற்பெரும் தான் வளர்ந்தாங்க கருணையில தான் அடைஞ்சிருக்கிறார் ஏறாத நிலை விசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார் கருணை தானே சொல்றாரு தவம் பண்ண கிடைச்சுன்னு சொல்றாரு கருணையால் பெற்றேன் தான் சொல்றாரு தயவு தயவு தயவு தயவு தயவு தயவு தயவுனால கருணைனால ஒண்ணு தானேங்க பேசுவாங்க பேசுனீங்க முதல்ல வந்து அடிப்படையே வீட்டில் வரணும் கருவி வீட்டில் வரணும் வீட்டில் இப்போ ஒருத்தருக்கு தண்ணி சாப்பிட்டுருக்காங்களா ஒரு தண்ணி வைக்கலாம் ஒரு அம்மா ஏதோ சமைக்கிறாங்களா அப்போ கருணை அடிப்பார் அப்போ ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்களா ஒரு கருணை அப்புறம் வராங்களா அவங்க உடம்பு முடியலையா அங்கே ஒரு சின்ன சின்ன அடிப்படையே வீட்டில் கருணை வரணும் அதுதான் அவன் பிராக்டிஸ் பண்ற பிராக்டிஸ் பண்ற இடம் இடம் வீடு தான் ஆ வீடு தான் அப்புறம் நண்பர்கள் அங்க அடுத்து நண்பர்கள் கிட்ட நண்பர்கள் அப்புறம் சொத்து அம்மா சொந்தக்காரவங்களுக்கு கருணை அப்ப கொஞ்சம் கொஞ்சம் செடி கொடி அப்ப மரங்கள் அப்ப அந்த வீட்லயே கருணை வர வந்துருச்சுன்னா அப்ப வெளியில நிறைய வர ஆரம்பிச்சிடும் வந்துருது வந்துடும் அடிப்படையே வீட்டுல வர பழக மாட்டான் வீட்டுல தெரிய மாட்டீங்க கருணை வீட்லயே வரணும் கருணை ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்னது செய்யணும் அப்ப அந்த கதை சின்னது செய்ய செய்ய செய்ய செய்ய பழகிடுது பழகிடும் பழகிடும் பொதுவான கருத்து அந்த அந்த பாத்தீங்களா என்ன செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கான் டிக் பண்ணி வச்சிருக்கேன் டிக் பண்ணி வச்சிருக்கான் அது எல்லாமே அற்புதமான பொழுது நீ அப்படிங்க எல்லாத்தையும் டிக் பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு நாளைக்கு செஞ்சிருவான் நாளைக்கும் அதை அதை விடக்கூடாது அப்படின்றதான் முடிச்சிருவான் நாளைக்கு நல்ல பொழுதாக்குவேன் அப்போ ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச வனையா நமச்சிவாயா இதெல்லாம் யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடியாதா அப்படின்னு பாக்குறீங்க நம்மளால என்ன கொடுக்க என்ன கொடுக்க முடியும் காலையில எந்திரிச்சவனே இன்னைக்கு ராத்திரி அந்தவா நாளைக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுமே அந்த கொடுக்கிற இன்பம் இருக்கு பத்தியா அலாதி போதை காலையில இருந்து நாளைக்கு ஏதாவது கொடுக்க முடியாதா யாருக்காவது சின்னது ஒரு நாசல் மாவோ ஒரு ரொட்டி இதோ அப்ப நாளைக்கு ராத்திரி அந்த பொழுது அருவமான பொழுதாக இருக்கேன் நன்றி உணர்வு சின்ன விஷயத்துல பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டு அப்போ விரியும் மனம் விரியும் விரியும் விரிய மாட்டேங்குதாங்க மனசு விசாலமாக விசாலமாக சின்ன ஒவ்வொரு நாளும் அப்ப செய்ய செய்ய செய்ய இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்து பேருக்கு செய்ய மாட்டோமா இப்போ அந்த பொங்கலுக்கு வந்திருந்தாங்க சிங்கப்பூர்ல ரெண்டு பேரும் மோட்டர் போய்கிட்டு இருந்தாங்க அப்ப சாப்பாடு கொடுக்க கொடுக்க முன்னுக்கு உள்ளவர் வந்து அன்னைக்கு ஒரு பத்து பேக்கர் தான் எடுத்துகிட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் பின்னாடி உள்ளவரை நினைக்கிறாராம் இன்னும் பெருசா ஒரு இன்னைக்கு ஒரு பத்து பேர் கொடுத்துருவோம் நாளைக்கு இன்னும் நூறு பேர் கொடுக்கணும் அப்ப மின்னுக்கு உள்ளவரும் அவரும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு அப்போ திடீர்னு மோட்டர் பம்ப்சர் ஆயிடுச்சு நடு ரோட்ல பம்ப்செட் ஆனோடனே hmm. அப்போ வேகமாக போயிருக்காங்க பம்ப்செட் ஆகி ஓரமாக ஏதோ நிப்பாட்டிட்டாங்க hmm. அப்படி இப்படி நிப்பாட்டிட்டாங்க hmm. அப்போ இவன் பின்னாடி உள்ள கேட்டுக்க நீ என்ன நினச்ச மோட்டரில் போகும்போது அப்படின்னு சொன்னேன் இன்னும் விரிவாகணும் இன்னும் நானும் விரிவாகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் நினச்சிருக்காங்க இன்னும் விரிவாக்கணும் இன்னும் விரிவாக்கணும்னு சொல்லுவாங்க அதனால அவங்களை கடவுள் கப்பாச்சிருக்காங்க சார் சூப்பர் அந்த எண்ணத்துக்காக அந்த எண்ணத்துக்காக ரெண்டு பேரும் ஹைவேல போயிட்டு இருக்காங்கயா ரெண்டு பேரும் அப்ப ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்துல போயிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கொடுக்கணும் இன்னும் கூட கொடுக்கணும் இப்ப இப்பேற்பட்ட கருணை மனசு விரிவடைந்து விரிவடையுது இல்லைன்னா குறுகியதுலயே இருக்குது தனக்கு தனக்கு தான் குடும்பம் அதுலயே நின்றுது இத்தனை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படி யாருக்கா கூப்பிட்டு நீங்கள் அதான் ரெண்டு மைக்கை பிடிச்சி பேசுனீங்கன்னா தானே தெரியும் நீங்கள் உணர்ந்துட்டீங்க சரி மற்றவங்க எப்படி உணர்வாங்க பேசினா தானே தெரியும் உணர்ந்தவங்க பூரா இப்படியே சைலண்டாக இருந்துக்கிட்டா என்ன பண்ணுறது என்னை மட்டும் போர் தொட்டு வெளியே பார்க்குறீங்க ஊர் ஊருக்கா மையை பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்களாம் பேசணும்ல அப்புறம் நீங்களாம் பேசினா தானே அப்போ தெரியும் இல்லை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருயா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு ಸರಿ ಆಗಿದೆ ಸರಿ ಸರಿ ಖಂಡಿತ ಸರಿ ಖಂಡಿತ ಕಳ್ಕೊಳ್ಳೋದು எல்லாத்தையும் கடவுள் எல்லா காயும் கரெக்டாக நோக்குவார் கடவுள் கரெக்டாக நோக்குவார் கடவுள் கரெக்டாக நோக்குவார் ஒவ்வொரு காயும் கரெக்டாக நோக்குவார் கடவுள் தண்ணி குடிச்சிட்டே தண்ணி போகலாம் நீ இவங்க நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோமோ இல்ல இல்ல அற்புதமான பொழுது நீ பொழுது அற்புதமான பொழுது அற்புதமான பொழுது அற்புதம் அப்பா அற்புதம் வந்ததே பெரிய புண்ணியம் ஏக்கம் ஏக்கம் ஏக்கம் ஓடு அங்கங்க ஓடு பிரேம் ராவ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து தேடுறது தேட தேட அது கிடைச்சது நான் கிடைச்சது ஏக்கம் ஏக்கம் கண்டிப்பா ஏசுனா சொல்றாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏக்கம் எதுக்கு ஏங்குறோம் இறைவனுக்கு ஏங்குறோம் இறைவனுக்கு ஏங்குறோம் ஏங்குறோம் ஏக்கம் கருணையில தான் வரும் கருணை தான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு போய் வீட்டுல அந்த அந்த கருணை கொஞ்சம் கொஞ்சமாவே வரணும் அப்ப வர வர வர வர நாலு பட நாலு பட விரியாது பெருசாயிடுச்சு மனம் விசாலமாயிட்டே போச்சுன்னா அப்புறம் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் உங்களை மாதிரி ஆகும் பூமியில் நிறைய பேர் இருந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நமக்கு மேல இன்னும் சிறப்பா இருந்தா இன்னும் எப்படி இருக்கும் நம்ம நம்மளாம் ஒண்ணுமே இல்ல நமக்கு மேல இன்னும் தெளிவு போயிட்டு இன்னும் உயர்ந்த நிலையில எல்லாருமே பூமியில அப்படி ஞானம் கருணை உணர்வோட இருந்தா எப்படி இருக்கும் அப்படியே என்னோட ஆசை அப்படியே சொல்றீங்க அற்புதமாயிருக்கா பூமி அவ்வளோ கருணை உங்களுக்கு உலகத்தை பாக்குறாங்க வேற மாதிரி வேற மாதிரி அற்புதமா இருக்கும் பூமியே சொர்க்கமா இருக்கும் சொர்க்கமா சொர்க்கமா இருக்கும் தனியா சொர்க்கத்தை தேடி தேடி போ தேவையில்ல அவரு கீழே இறங்கிடுவார் நமக்கு மேல இப்படி இருக்கிறவங்க இறங்கி வந்துடுறாரு இறங்கிடுவாரு சூப்பர் ஆ முடிஞ்சிச்சு வேலை இறங்கிடுவாரு இறங்கி அவனையா ஏன்னா இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் வருமா நடக்கும் நடக்கும் கடவுள் கடவுள் நம்ம முயன்ற அளவு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ நீங்கள் செய்யறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் விதைக்கிறீங்கல்ல செடி நடுற மாதிரி விதைச்சு விதைச்சு வளர்ந்து வந்துடும் நிச்சயம் வளர்ந்து வந்துடும் வீணா வீணாக வீணா ஒரு காலம் வீணாகும் எங்கேயாவது படம் அவனுக்கு ஆமா தப்புன்னு ஒரு பொறி மாதிரி திருப்தியா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது என்னைக்காவது வளர்ந்து வரும் வளர்ந்து வரும் நிச்சயம் வளர்ந்துரும் வீணாவாதியா நடிக்கிறது பூரா வீணாவா நிச்சயம் கடவுள் இருப்பதை கடுகாமல் வரும் பயங்கரமான ஆளுங்க ஒரு நிமிஷத்துல கவுத்து விட்டுருங்க சரி ஆளவே முடிச்சிருது கவனமா அவையோ பயங்கரமான வித்தியாசம் அம்சமானது அதை கண்ட்ரோல் பண்ண ஒரே வழி கருணை தான் தான் அதுதான் அழிக்க முடியும் கருணை தான் தர்மம் ஒண்ணுதான் கருமாவே அழிக்க முடியும் தர்மம் தான் தான் பழைய கருமாவே அழிக்கணும் முடியும் அதெல்லாம் முடியவே நெஞ்சினை நஞ்சை வை நஞ்சை வைத்து நாவினை அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தான் பண்ணிட்டே இருக்கான் ஒரு பின்னாடியில கவுத்து விட்டுறேன் கவுத்து விட்டு கை சட்டம் நண்பர் சொல்லுவார் அவனை கவுத்து விட்டேன் ஏது போவோம் கடைக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு போவோம் அப்படியே அலைப்பாயுது முடிச்சு விட்டுறதுல பில்ல போட்டு விட்டுறதுல பயங்கரமான அதிகா என்னத்தை வருடுறது வந்து சாதாரண விஷயமே இல்லை வேலை பண்ணுவோம் பயங்கரமான அதிகா எதையாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக காது குளிர்ச்சியாக காமிச்சு இழுத்து ரெண்டு போய் தள்ளி விட்டோம் தள்ளி விட்டு அப்புறம் வேடிக்கை பார்க்கும் சிரிக்குது கை கொட்டி சிரிக்குது அதெல்லாம் மலாயில வந்து அதுக்கு வந்து ரெண்டு நம்மகிட்ட ரெண்டு இருக்குல்ல கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை உள்ளுக்கு பயங்கரமான ஆள் இருக்காருல்ல அது பேச பேச பேச பேச தான் உன்னை அறிந்தா உன்னை அறிந்தா தன்னை அறியணுமே அப்ப அந்த ஆன்மாவிட்ட பேசணும் கொஞ்சமாவது பேச பேச பேச பேச கொஞ்சமாவது அவங்க பேசதான் அந்த ஆன்மாவை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க முடிஞ்சு முடிஞ்சு ஆன்மாவை கொஞ்சமாவது அவங்க பார்க்கணும் இருக்கிறான்னு தெரியணும் ஆ இருக்கிறான்னு தெரியணும் இப்போ பாரு யார் நம்ம நடக்கிறோம் போகிறோம் யார் எல்லாம் மூவ் பண்ணுறாங்க எல்லாம் அதுதானே இயங்குது அதுவா இயங்குது ஆ அதுவா தானே இயங்குது அறிவு அது அந்த ஆன்மா உழுந்துச்சுன்னா போச்சு அப்போ அது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது நான் அது ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது இறைவனோட இதெல்லாம் எப்படியாவது எல்லாரையும் கல்வி அடங்கியா நான் சொல்றது நீங்க சொல்லி எவ்வளவு பெரிய உபதேசத்தை வழங்கிட்டு கடவுள் கொடுத்துருக்காரு ஏதாவது கல்வி சிறப்பாக பண்ணி ஆகணும் வழி இல்லை கடவுள் வராது அம்மா வரலாம் கடவுள் தான் அம்மா வரது அதான் செய்யணும் கடவுள் பூமிக்கு வராது பராசக்தி வந்துரு வந்துருங்க வந்துருங்க நாளைக்கு கடவுள் வந்து வந்திருக்காரு வந்துருங்க வந்துருங்கன்னு நம்ம நம்மளால முயன்றது சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நான் மோட்டர் பைக்கில் கண்டிப்பாக கூப்பிட்டு போக முடியுமா கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டு போவீங்க ஆடும்போது அவருக்கு எப்படி பதில் எப்படி முடியுமா யாரும் யாவரும் யாரும் வாடா எங்க வேணாலும் கூட்டு போவான் உங்க கூட இருந்தா எனக்கு என்ன நான் பாட்டு ஜாலியாக உட்காந்து வருவாங்க கடவுள் இருக்கு அப்படியே கல்வி இருக்கானே தெரியல நம்ம கல்வியானே தெரியல முதல்ல கண்ணில் தான் இருக்கான்றது டவுட்டாக இருக்குது அப்பப்போ கடுப்பாயிருது டென்ஷன் ஆயிடுது அப்படி பேசாமல் அமைதியாக போய் படுக்கணும்னு சரி ஓகே அப்படி மறுபடியும் நார்மலாக நமக்கு பத்தாது அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா தம்பிங்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிருது சோகமாயிடுது தோண்டு போயிடுது அப்புறம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணும் தூங்கி எழுந்திரிச்சோம்னா அப்படிதான் உங்களுக்கு அப்படி ஆகுதா அப்போ சந்தோஷமா இருக்கு <laughs> உங்களுக்கு அப்படி ஆகுதுன்னா சந்தோஷமா இருக்கு இப்போ

பிரபஞ்சத்தோட இது என்ன சின்னாங்க படிக்க மாட்டாங்க சின்னாங்கம் கிடைக்க கிடைக்கும் கொடுக்கவும் கூடாது வேல்யூ இல்லாம வேல்யூ இல்லை தெரியாது எல்லாரும் போராடி தானே யாருக்கு சொல்லுங்க வாய்ப்பு இல்லை அவங்க ஆமா அது அந்த என்ன சின்ன சரியா சொல்லுங்க ஜெர்மத்தில் செய்த பேங்கில் டிபாசிட் போட்டது இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கல எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு அதுலேயே சந்தேகம் இருக்கு ஏன் சரி கிடைச்சிருக்கு சார் கிடைச்சிருக்கு சார் இல்லையா என்ன எல்லாம் எல்லாம் அங்கே தான் சூரியன் தானே ஒரே சூரியன் அவங்க ஒரு பிரயாணம் வச்சுக்கிட்டு பேர் மட்டும் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க அதே மாதிரி மதம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மதம் தான் பெருசுனா இறைவன் அடைய முடியாது முடியாது முடியாது அப்படி சொல்லக்கூடாது முடியாது வராது அப்படி அவங்க சொல்றவங்க இருந்துச்சுன்னா இறைவன் அடைய முடியாது பொய் வேணா சொல்லி ஆமா என் மதம் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுல்ல முடியாது இறைவன் அடைய முடியாது அப்போ எப்படி சொல்லணும் எல்லா மதமும் நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் எல்லா மதத்தையும் நேசிக்கணும் போகிறோம் பள்ளிவாசல் போகிறோம் சலாம் வலைக்கும் சொல்லிட்டு போகணும் சொல்லணும் மதிக்கணும் மதிக்கணும் அவங்களுடைய பிறர் பிறர் மதத்தையே மதிக்கணும் அவன்தான் தெய்வம் அவன் இறைவன் எல்லாத்தையும் இல்லைன்னா முடியாது உங்க கருணை அடிபட்டு போயிடும் முடியாது வராது கருணை வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்க்காது

ஏன் முடியாது என் மதம் பாவையா அவங்களா தப்பா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க Thank you. விசாரணம் தென்கிட்ட விவசாயம் சீர்படுத்த நிர்வாகம் உலக மக்கள் உலகங்களில் நிலவட்டும் பொடிச்சில் அழகாக நீங்கள் வாழும் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் வினாடிக்கு வினாடி எல்லோருடைய ஆரோக்கியத்திலும் எல்லோருடைய பொருளாதாரத்திலும் மற்றும் எல்லாருடைய இலக்கியங்களும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்சியா சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் பிடிச்சிருக்கு எனக்கு உபதேசம் சத்சங்கம் சிறப்பு அருமையான பொழுது நீங்கள் போங்க நிம்மதியாக போய் தூங்க சரி உங்கள் வாக்கு நாளைக்கு அந்த கடையில் உள்ளவங்களையும் எல்லாரையும் உட்கார வச்சு நாளைக்கு பேசுகிறேன் பேசுகிறேன் கடையில் வேலை செய்கிற மாதிரி உட்காந்து அந்த எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் வந்து அங்கே வந்து ச கசிப்பு தன்மையோட செய்யக்கூடாது சந்தோஷமா சந்தோஷமாக சந்தோஷமாக செய்யும் மகிழ்ச்சியோடு செய்யும் சைவர் வெட்டாங்களா சந்தோஷமா வெட்டுறாங்க ஒருத்தங்க இந்த இதில் அப்போ இந்த வேலை முடிஞ்சா அடுத்தது சேவை தானே சேர்ப்போம் சேர்ப்போ குட்டப்படுத்தி இதெல்லாம் போட்டு இப்போ வந்து அப்போ வந்து இப்போ சலிக்காத மனம் எது செஞ்சாலும் அவங்க வந்து சலிப்பு தன்மையோட செய்யக்கூடாது அவங்க விட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக பேசிடுறாங்க ஏன்னா இது வந்து உணவு சாப்பாடு அப்போ ஏதாவது நாமத்தை வந்து இப்போ வரவங்க சாப்பிட்றவங்க ஏதாவது விட்டுட்டீங்கன்னா ஒரு நாமத்தை விட்டிங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நாமம் ஓம் நம சிவாயா அப்போ எடுத்துக்க கடுவு எடுத்து போடுறாங்களா ஏதாவது ஒரு நாமம் கிண்ட போது ஏதாவது ஒரு நாமம் ஓட தான் செய்யும் மனம் இங்கேருந்து ஓடனாலும் திருப்பி அதை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அது அதெல்லாம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் முக்கியமான நிச்சயமான வரும் போது அதை சாப்பிட சாப்பிட சாப்பிட அதெல்லாம் இறைவன் நெருங்கத்துக்கு வர நான் வாய்ப்பு நிச்சயம் நடக்காது ஏன்னா உணவு வந்து எப்படி பரிமாறுறாங்களோ அது மனசு அப்படி வேலை செய்யும் நிச்சயம் அது ஏன்னா அது வந்து என்னன்னா எண்ணம் இந்த எண்ணம் போய் அதில் பதியுது இல்லை பதியும் இப்போ வந்து நல்ல எண்ணத்தோடு கொடுத்தாங்கன்னா ஏதாவது நமச்சிவாய அப்படின்னு சொல்லி மனசார கொடுத்தாங்கன்னா அமிர்தம் மாறி இப்போ அவங்க வேலை செய்கிறவங்க பூரா ஏதாவது ஒரு நாமம் அதான் இல்லை அப்படி நாம இல்லாட்டியா சந்தோஷமா செய்யுங்க மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா செய்யுங்க அது வராது அவங்களுக்கு ஏதாவது நாமம் கொடுத்துருவாங்க ஆமா இடத்தையே அவங்க எல்லாரையும் சரி பண்ணிருக்காங்க சிறப்பாக பண்ணிடுவாங்க